ஈக்விட்டியில் ஒரு நியூஸ் அதுக்காண்டி இறங்குச்சு பட் அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு சில்வர்னுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சரில் வந்து இறங்கிக்கிட்டே தான் போகும் ஏறாது பட் தொடர்ந்து ஒரேடியாகவும் இறங்காது இந்த மாதிரி பெருசாக பிக் பிக் கேண்டிலாக நம்ம வந்து ரெட் கலர் கேண்டில் பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு இனிமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இறங்கும் இந்த மாதிரி எப்போயாச்சும் தான் வந்து ரேராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட் ரேலிலாம் வந்து கொடுக்கும் ஸோ இனிமேல் தௌசண்ட் பாயிண்ட் ரேலி தான் வந்து ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் தௌசண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு பொஷன் எடுத்தாலும் பொஷன் எடுத்து அன்றைக்கி டோட்டல் மூவ்மெண்ட் பாருங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி தௌசண்ட் பாயிண்ட் ரேலி கொடுத்துருச்சு சில்வர் அப்படின்னா அதுக்கு மேலே ரேலி தர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பொஷன் எடுத்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் லோ டு ஹை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஆயிரம் பாயிண்ட் வந்துடுச்சு அப்படின்னா பொஷனை கட் பண்ணிடுங்க ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ இது ஜஸ்ட் அ பர்சனல் டிப்ஸ் தான் அது போக மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ணோம் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வந்து டோட்டல் மூவ்மெண்ட்டே வந்து பர் டே மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு ஸோ நாங்கள் எங்களுடைய இன்ட்ராடே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தணும் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் பட் நாங்கள் பார்த்ததில் இன்ட்ராடே ட்ரெண்ட் மட்டும் நேற்று வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து தொடர்ந்து ஓப்பனிங்கில் பையிங் ட்ரெண்டில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு but mid of the market அதாவது ஒரு மார்க்கெட் ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் செல்லிங் காட்ட ஆரம்பிச்சிச்சு ஓகே செல்லிங் காட்டுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹெவியாக இன்றைக்கி செல்லிங் போனோம் ஸோ இன்ட்ராடேன்றனால தைரியமாக இன்றைக்கி லாட்ஸ் எடுத்தோம் டூ ஹண்ட்ரட் லாட்ஸ்க்கு மேலே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போனோம் செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டுது ஸோ பெட்டர் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மெயின் ரீசன் வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு டென் ஓ கிளாக் கிட்டக்க ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் தான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்பீடு இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து இருக்காது அதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அதுவும் இப்போ முன்ன மாதிரினா கமாடிட்டி வந்து நம்ம கேஷுவலாக எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு hundred point hundred and fifty points வந்துட்டாலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நாங்கள் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் லாட்ஸ் வந்து செல்லிங் போனோம் ஸோ அந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் லாட்ஸையும் வந்து இப்போ நாங்கள் பை பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நாங்கள் வந்து செல்லிங் இன்றைக்கி போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா silver micro February contract so இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்லா டவுனில் இறங்குச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் சில்வனுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்ஸை குயிக்காக வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுவோம் எப்பயுமே இன்ட்ராடேல நாங்கள் ட்ரேட் பண்ணல ஒரு கொஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது